Hello friends, welcome to AutoMaster. Today the new KTM Duke 200cc bike ஓட நம்ம specifications reviews walk aroundலாம் பார்க்கலாம் ஆல்ரெடி KTM ஓட 125cc பைக்கு நான் ரிவ்யூஸ் போட்டிருக்கேன் அந்த கார்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கேடிஎம் டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் பார்க்கும்போது already one twenty five CC பைக்கோட ரேஞ்சாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அது என்ன நம்ம பார்க்கும்போது colours and engine CC orange and black கலர்ஸில் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பர் லுப் லுக்காக இருக்குது தென் இன்ஜின் சிசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஹையாக வந்து ஹை ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க தென் இதோட body look graphic design seating almost எல்லாம் வந்து சேமாக தான் இருக்குது சரி வாங்க இது இந்த பைக்கோட இன்ஜின் அண்ட் அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் ஆஃப் இன்ஜின் நம்ம பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் சிசி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க single cylinder liquid cool four valve இன்ஜினாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஹை பவர்ஃபுல் இன்ஜினாக இது வந்து கருதப்படுது இந்த பைக் எவ்வளோ மேக்ஸிமம் பவர் கொடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா twenty four point six horsepower at ten thousand ஆர்பிஎம்மாக உங்களுக்கு பவர் கொடுக்கும் தென் இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா nineteen point two newton metre at eight thousand ஆர்பிஎம்மாக இது டார்க் இருக்குது தென் இந்த பைக்கில் எவ்வளோ கியர்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென் ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் சிஸ்டம்லாம் பார்க்கும்போது ஃபீல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க then frames and chassis design நான் பார்க்கும்போது ultra lightweight release frame டிசைனால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு தென் இதோட suspension ultra lightweight upside down fork சஸ்பென்ஷனால் உங்களுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க which use high performance fork designs then இது எஸ் சஸ்பென்ஷன் மோனோ ஷாக் அப்சார்பர் டிசைனால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் நீ எவ்வளோன்னு செக் பண்ண போது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் கேஜிஸாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இருக்குது தென் இதோட சீட் ஹைட் பார்க்கும்போது ஹண்ட் eight hundred and ten MM five point seven height இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக அது வந்து மேட்ச் ஆகும் இந்த சீட் ஹைட் அவங்களுக்கு ஆஃப்டர் இதோட பிரேக்கிங்ஸ் பார்க்கும்போது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் நல்லா ப்ராட் ரேஞ்சான டிஸ்க் கொடுத்துருக்காங்க three hundred MM disc and rear disc பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி எம்எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஃபோர் பிஸ்டன் கேலிப்பர்னால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் ரியரில் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பரால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இதனுடைய டயர்ஸ் நம்ம பார்க்கும்போது ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டியூப்லெஸ் டயர்ஸ் நல்லா ப்ராட் ரேஞ்ச் டயர்ஸாக கொடுத்துருக்காங்க வீல்ஸ் எல்லாமே alloy wheels which colours of painting orange கலரில் சூப்பராக டிசைன் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க தென் இதோட ஃபீல் எஃபிஷியன்ஸ் எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது மைலேஜாக உங்களுக்கு thirty five kilometre per litre உங்களுக்கு கொடுக்கும் டாப் ஸ்பீடாக உங்களுக்கு hundred and thirty five kilometre per hour வரைக்கும் நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும் தென் இதோட ஸ்பீட் அச்சீவ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபோர் செகண்ட்ஸில் zero to sixty kilometre per hour நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸ்பீடு இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி ரேஞ்சாக உங்களுக்கு three hundred and eighty five kilometre வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும் தென் இந்த பைக்கில் எவ்வளோ ஃபியூல் கெப்பாசிட்டி நீங்கள் ஃபில் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ten point two litres of petrol நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியும் தென் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டலைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலாக உங்களுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நல்லா கலர்ஸ் நல்லா ஆரஞ்சு கலர் லைட்டிங்னால கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு என்னென்னலாம் அவைலபிலிட்டியாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா odometer speedometer fuel gauge tachometer stand alarm low fuel indicator clock and extra இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் உங்களுக்கு வியூவிங்காக இருக்கும் தென் இது லைட்டிங் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மல்டி ரிஃப்ளெக்டட் டைப்னால கொடுத்துருக்காங்க ஆலோஜன் லைட்டும் கொடுத்துருக்காங்க பேக்கில் டெயில் லைட்டாக உங்களுக்கு எல்இடி லைட் e ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பைக் ஆன்ரோட் ப்ரைஸாக உங்களுக்கு one lakh eighty six thousand eight ஹண்ட்ரடாக உங்களுக்கு வந்து செல்லிங் பண்ணுறாங்க இந்த கேடிஎம் டியூக் டூ ஹண்ட்ரடோட பைக் வந்து சூப்பராக இருக்குது லுக்கு கலர்ஸாக இருக்கட்டும் நல்ல ஃப்ரேம் டிசைன் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற மாடல்ஸ் போல தான் இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கில் ஒரு ட்ராபேக் என்ன பார்த்தீங்கன்னா பேக் சீட் பேக் சீட் வந்து ரொம்ப ஹைட்டாக கொடுத்துருக்காங்க ஃபேமிலிஸ்க்கு இது வந்து சூட்டபுளாக இருக்காது only youngsters and youth peoples மட்டும் இது வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு பைக் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேடிஎம் டூ ஹண்ட்ரடோட ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் வால் கரண்ட்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா எழுதணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரைட் பண்ணலாம் okay friends thank you all bye have a nice day